இப்போ நாம் வேர்க்கடலை வாட்டர்மெலன் சீட்ஸ் வச்சு பர்ஃபி பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் வேர்க்கடலை ஒரு கப் வாட்டர்மெலன் சீட்ஸ் ஒரு கப் வெல்லம் ஒன்றரை கப் நெய் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் தேவையான தண்ணி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாட்டர்மெலன் சீட்ஸ் வந்து ரொம்ப ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது அதே போல் வந்து கிட்னி ப்ராப்ளம் இன்னும் நிறைய வந்து இதில் மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது இது வந்து நிறைய ஒரு விட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது அதனால் வந்து நல்லா வறுத்துக்கலாம் வெள்ளத்தில் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கரைச்ச பின்னாடி இருத்துக்கலாம் வாட்டர்மெலன் சீட்ஸ் வறுத்தாச்சு இப்போ நம்ம வேர்க்கடலை வறுத்துக்கலாம் இப்போ வெள்ளத்தை நம்ம இருத்துக்கலாம் ஏன்னா அதில் வந்து இதாக மண்ணெல்லாம் இருக்கும் அடியில் அது இருத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாக காய்ச்சலாம் வேர்க்கடலை வறுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இந்த தோலெல்லாம் எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வெளில பாக அடித்தான்னு பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணியில் விட்டு பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணும் இப்போ மறுபடியும் வந்து தண்ணியில் விட்டு பார்க்கலாம் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் கட்டுது பாருங்கள் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் பல இருக்கும் நம்ம இந்த வாட்டர்மெலன் சீட்ஸும் வேர்க்கடலையும் கலரிடலாம் இப்போ நெய் தடுவின பிளேட்டில் வந்து இது ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து பீசஸ் கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஆறுன பின்னாடி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே வந்து பீசஸ் போட்டாச்சு இப்போ இது ஆறுன பின்னாடி எடுத்துக்கலாம் வேர்க்கடலில் வாட்டர்மெலன் சீட்ஸ் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் அதை வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்